வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் டென் தௌசண்ட் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் அது இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சில ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஆக்சுவலி ஒரு சூப்பர்வான ஒரு கேப் அப் கொடுத்துச்சு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே தான் வந்து ஓப்பனிங்கே வந்து இருந்துச்சு நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கீழே க்ளோஸ் ஆன மார்க்கெட் வந்து டென் தௌசண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் கொடுத்துச்சு ஸோ நேற்று ஓப்பனிங்கே பெருசாக ஓப்பன் ஆச்சு நாங்கள் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ட்ரேடிங்கை வந்து அந்த நாளில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வரோம் ஸோ நேற்று நாங்கள் வந்து நிஃப்டியில் அதனால் ட்ரேடிங் வந்து எடுத்துக்கல பட் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேற்று க்ளோஸ் ஆனதுக்கு நியரஸ்ட்டாகவே தான் ஓப்பன் ஆச்சு இன்றைக்கி எதுவும் பெருசாக கேப் அப்போ கேப் டவுன் அந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது ஸோ ஆல்மோஸ்ட் நியர் டூ தான் ஓப்பன் ஆச்சுன்றதுனால ஓகே இன்றைக்கி கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணலான்ட்டு சொல்லியிருந்தோம் ஸோ எங்களுடைய ட்ரெண்டை வந்து ஒரு விஷயமாக பார்த்துக்கிட்டோம் ஸோ ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஓப்பனிங் கேப் அப்புறம் கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் பையிங் ட்ரெண்ட் மாறுச்சு பையிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நேற்று பிரேக் அவுட் எதுவுமே பிரேக் அவுட் ஆகலை ஸோ அதனால் நேற்று வந்து அந்த கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன்றதை விட மார்க்கெட்டினுடைய பையிங் ட்ரெண்டு அந்த சைடு வந்து போகவும் இல்லை ஸோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சே தவிர அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆன சைடு மார்க்கெட் மூவ் பண்ணி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு போகலை ஸோ நேற்று அதனால் பிரேக் அவுட் படி கிடைக்காதனால என்ட்ரி நேற்று வந்து எடுக்கவும் இல்லை மேக்ஸிமம் நாங்கள் இன்னொரு காரணமாக கேப் அப் ரொம்ப பெருசாக இருந்தாலும் அவாய்டும் வந்து பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நேற்று விட்டுட்டோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் வந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தோம் இதான் ஓப்பனிங் ஃபஸ்ட் கேண்டில் இந்த ஓப்பனிங் கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆன அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் வந்து போக ஆரம்பிச்சிச்சு ஸோ நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்தோம் மந்த் அண்ட் கான்ட்ராக்டில் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் ஒரு டேர்ன் ஓவர் ஆகிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஹியூஜ் கேப் அப் கொடுத்துச்சு பட் கேப் கேப்பை பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஸ்டேபிளாக இல்லை ஏன்னா இப்போ மார்க்கெட் கொஞ்ச நாள் எப்படி இருக்குன்னா பெருசாக கேப் அப் வந்தால் அப்படியே மார்க்கெட் டவுன் வர்றதும் அதே பெரிய கேப் டவுன் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே ஏறுறது அந்த மாதிரி ஆப்போசிட்டாக தான் வந்து கொஞ்ச நாளாக நடந்துகிட்ருக்கு ஸோ அதே மாதிரி நேற்று கேப் அப் வந்துச்சே தவிர மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு போகல ஸோ நேற்று கால் ஆப்ஷன் எடுக்கிறது ஒரு வேஸ்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நேற்று கொஞ்சம் கூல் டவுன் ஆயிடுச்சு கேப் அப் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு லோயர் ஜோன் வரைக்கும் நல்லா போயிட்டு கூல் டவுன் ஆச்சு அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அங்கே சைனா இந்தியா அந்த வார் வேறு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வேறு நிறையா கேஷுவாலிட்டிஸ் நடந்துருச்சு நம்ம சைட் டுவெண்ட்டி அவங்க சைட் ஃபார்ட்டின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காரணங்களாலையும் நேற்று சடனாக ஒரு ஸ்பைக்கு டவுன் சைடில் ஆஃப்டர்நூனில் தான் அந்த நியூஸ் வந்ததுனால ஆஃப்டர்நூனில் மார்க்கெட் இறங்கி ஏறிச்சு அதுக்கப்புறம் நைட்டு தான் அஃபிஷியல் நியூஸஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு ரொம்ப கன்ஃபார்ம் ஆனது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் நேற்றே வந்து அதுக்கு இறங்கி ஏறி ஒரு கூல்டவுனாக ஒரு ஸ்டேபிளான இதில் நிற்கிது ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ட்ரேடிங் வந்து கொஞ்சம் ஓப்பனிங்லேயே பண்ணிட்டாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அதே சமயத்தில் மார்க்கெட் ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் ரொம்ப ஃப்ளாட் ஆகும் இல்லாட்டினா நியூஸை பேஸ் பண்ணி ரொம்ப மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ டெக்னிக்கலாக ட்ரேட் பண்ணுறதுனால ஸ்டார்டிங்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே ட்ரேடிங் பண்ணிடலான்ட்டு இருந்தோம் அதனால் ஓப்பனிங் ஃபிஃப்டீன் மினிட்ஸே பிரேக் அவுட்டாக வச்சுக்கலாம் ட்ரெண்டு வந்து மேக்ஸிமம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பையிங் ட்ரெண்ட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் மேலே ஏறிச்சுன்னா மட்டும் இன்றைக்கி கால் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலே தான் பிரேக் அவுட் ஆச்சு பிரேக் அவுட் ஆன உடனே நாங்கள் கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணோம் ஸோ நாங்கள் எயிட் லாட்ஸ் வந்து எடுத்திருந்தோம் அந்த எயிட் லாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் டேர்ன் ஓவர் ஆன மாதிரி இருந்ததுனால நாங்களும் வந்து ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த த்ரீ சிக்ஸ்டி ரேஞ்சு அதாவது ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வரையிலே வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் மேலே வரையிலே புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் டச் ஆச்சு ஸோ அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சையும் டச் ஆகிட்டு அதை தாண்டியும் வந்து த்ரீ செவன்ட்டி அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து ஏற ஆரம்பிச்சதுனால இப்போதைக்கு கவர் பண்ணிடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லன்னு சொல்லிட்டு நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் வரும்போதே கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஏன்னா டைம் வந்து கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருச்சு டென் ஓ கிளாக்கை தாண்டி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் கவர் பண்ணோம் ஏன்னா டென் ஓ கிளாக் அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும் இல்லாட்டினா மார்க்கெட் ஏறினாலும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும் அதே சமயத்தில் அஃபிஷியலாக வேறு ஏதாச்சும் நியூஸ் வேறு ஏதாச்சும் மறுபடியும் கேஷுவாலிட்டிஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ட்ராக் வந்து கீழே வந்து விழும் ஸோ அது ஓப்பனிங்கில் சொல்லனாலும் ஒரு மிட் ஆஃப் த டேல தான் வந்து நேற்று சொன்னாங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் மிட் ஆஃப் த டேல சொன்னாங்கன்னா டக்குன்னு ஒரு டவுன் ஸ்பைக்கு போயிட்டு வரும் ஸோ அது வந்து ஃபண்டமெண்டல் நியூஸஸை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உட்கார முடியாது ஸோ நம்ம டெக்னிக்கலாக நம்மளால் தெரிஞ்ச மாதிரி ட்ரேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் வைஸில் ஓப்பனிங்லேயே ஃபினிஷ் பண்ணிடலான்ட்டு இருந்தோம் ஓப்பனிங்கில் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் மேலே வந்துச்சு ட்ரெண்டு கட்டாச்சு அதே சமயத்தில் பிரேக் அவுட்டும் வந்து ஆச்சு ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நீ கால் ஆப்ஷனில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட்ஸ் அது எக்ஸிட் ஆச்சு நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும்போதே கவர் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் டென் ஓ கிளாக் வேறு ஆச்சுன்றதுனால தான் வந்து மெயினாக வந்து கவர் பண்ணோம் ஸோ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா